hello guys welcome to my Chennai இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் எப்படி நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அது ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஹெச்டியோடு நம்ம அப்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணலாம் அங்கே காப்பி லிங்க் இருக்கும் லிங்க் பண்ணிட்டு க்ரோம்குள்ளே போயிடுங்க நான் வெப்சைட் தரேன் ஒரு லிங்க் தரேன் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த பேஜ் இன்ட்ரோ பேஜ் இப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே போய் நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை போட்டு இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகும் கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் கீழே குத்த குத்துருவாங்க குத்துட்டு டவுன்லோட் கொடுத்துருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் போய்ட்டு கேலரியில் போய் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிடுச்சு போய் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபோன் வச்சு டவுன்லோட் ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு மாதம் வீடியோ தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க